ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ நம்ம ஃபட்பைட்டிங்ஸ் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சினிமா ரிவ்யூஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டில் போயிட்டு இருக்க ஹாட் டாபிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகலாம் தான் நான் வந்திருக்கேன் நான் உங்கள் Vijay Dinesh and welcome to our show ஃபட்பெக்ட் ஃபே ஸோ இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தாயக்கட்டி எடுத்து ஓட்டுறது அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் மேரிக் ஒரு பிஸ்கட் இருக்கு இல்லையா அதில் எத்தனை ஓட்டை இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் வீட்டில் சுவிச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஃபேன் பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா சுற்றிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மில்கி பிஸ்கட் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா எண்பது பாக்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அண்ட் அதையும் தாண்டி மக்கள் வந்து வெப் சீரியஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மூழ்கி போயிட்டு இருக்காங்க தான் சொல்லணும் நம்ம படத்தை வந்து தேட்டரில் பார்த்ததை தாண்டி தமிழ் ராக்கர்ஸில் பார்த்ததை தாண்டி இப்போ ஓடிடி குள்ளே வந்துட்டோம் ஸோ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்க டாப் ஃபைவ் வெப் சீரிஸ் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகலாம் வந்திருக்கேன் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சீரியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி எஸ்ட் ஸோ இந்த சீரியஸ் பற்றி சொல்லணும்னா இது வந்து வேற லெவலில் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டால் இதில் வந்திருக்க ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து வேற லெவலில் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸோட டேரக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு ஸோ அதில் வந்து அந்த ப்ரொஃபஸர் கேரக்டருக்கு வந்து தமிழ் ஹீரோ யார் சூட் ஆவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்ப அவர் சொன்னதே நம்ம தளபதி விஜய் அண்ணாவை தான் சொன்னார் ஸோ அந்த விஷயம் வந்ததுலேருந்து அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் வந்து வேற லெவலில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேங்க் ராபரி பற்றி போயிட்டு இருக்கும் அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து பேங்கை கொல்லி அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணலாம் தேவையே இல்லை இந்த சீரீஸ் உட்காந்து பார்த்தீங்கன்னாவே போதும் பர்ஃபெக்டாக ஸ்கெட்ச் போட்டு செதற விடாமல் வேற லெவலில் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அதுதான் போயிட்டு இருக்கும் ஸோ இந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேரை ஹையர் பண்ணி தான் இந்த பேங்க் வந்து ராபரி பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த பன்னெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சாதாரணமானவங்களாம் இல்லை அவங்க எல்லாருமே வந்து ஏ ஒன் கிரிமினல்ஸ் ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு தெரியும் அவங்க தான் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டாங்களே பர்ஃபெக்டாக ஸ்கெட்ச் போட்டாங்களே அப்புறம் எதுக்கு சொலப்பல் போகுது அப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க அவங்க போட்ட பிளான் எல்லாம் எந்த சொல்லப்பலுமே ஆகாதுங்க அந்த பன்னெண்டு பேர் சொன்னேன் இல்லையா அவங்க பண்ணுற சின்ன சின்ன தப்பு அண்ட் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்கும் அதில் தான் சொதப்பல் நடக்கும் ஸோ அந்த சொதப்பலி தாண்டி அவங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி அந்த பேங்கை ராபரி பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாக போகும் செம்மையாக காட்ட முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த சீரீஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற சீரியஸ் டாக் ஏன்னா நேர்மை கேட்டாலே பயமா இருக்குது அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாம் அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பலாம் இந்த படம் பார்த்து கண்டுபிடி அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி வந்து இப்பெல்லாம் வந்து வர படத்தோட ட்ரெய்லர் பார்த்து இதுதான் கதை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க பட் இந்த சீரீஸோட ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் கதையை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஜீனியஸ் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சீரீஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலுமே இந்த கதையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சீரீஸோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடர்ந்த குகையை காட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த பறவைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அப்படியே செதறி கீழே விழுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபேக்ட்ரியை கட்டுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கோட் போட்ட ஒரு பையன் வந்து உள்ளே போவான் பார்த்தீங்களா ட்ரெயிலரில் சம்மந்தமே இல்லாமல் எழுத போயிட்டு இருக்குல்ல இதனால தான் நானும் சரி இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணேன் அதான் தெரியுதுடா நீ கதையை சொல்கிறா அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த கதையோட ஹீரோ அவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நவம்பர் நாலாம் தேதி வந்து பத்து மணிக்கு மேலே இந்த லெட்டர் பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நவம்பர் நாலாம் தேதி பத்தே காலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோவோட தம்பி இருக்கா இல்லையா அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட அந்த கொகைக்கு போகிறாரு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா பக்கம் சொன்னேன் இல்லையா டைலர் வந்துட்டு அந்த கொகைக்கு போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே போனவர் திரும்பி வரவே இல்லை இப்படியே தான் கதை போயிட்டு இருக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கொகையோட அடுத்த கார்னரில் அவர் வெளில வராரு வெளில வந்தோடனே நம்ம எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு இருக்குன்னு தெரியும் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போயிடணும்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கும் அதே மாதிரி அந்த ஹீரோட தம்பி அடிச்சு பிடிச்சி அப்படி கஷ்டப்பட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு பார்த்தா அவங்க ஃபேமிலி இல்லவே இல்லை யாரோ வேற ஃபேமிலி அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க என்னடா ஆச்சு அப்படின்னு வெளில வந்து கீழே இருக்க பேப்பர் எடுத்து பார்த்தா பேப்பர்ல ஏர் பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டிராவல் லூ ஹோல் அந்த குகை சொன்னேன் இல்லையா ஒரு பிளாக் ஹோல்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இடத்துல தான் அவர் போய் மாட்டிக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொலைஞ்சு போகிற கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த கேரக்டர்ஸ் தேடி போகிற ஒரு கேரக்டர்ஸ் அவங்க திருப்பி தொலைஞ்சு போகிறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபியூச்சர்னு வந்து ஏகப்பட்ட டைம் ட்ராவல் போட்டு அந்த மூணு டைம் ட்ராவல் இல்லையா அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் டைம் ட்ராவல் மிஷின்லாம் வச்சு போகிற படம் ஏகப்பட்ட விஷயம் பார்த்துருப்பீங்க பட் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இன்ட்ரெஸ்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போயிருக்காங்க கூட சொல்லலாம் நம்ம பார்க்க போகிற சீரியஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸே கலக்கிட்டு இருந்த யூ ஆமாம் இந்த சீரியல் வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமாவா இல்லை சைக்கூத் இல்லை ட்ராமாவான்னு கண்டுபிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்டாக போயிட்டு இருக்கும் ஸோ நம்ம இந்த கதையோட ஹீரோ நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய் கோல்டு பிராக் ஸோ அதனாலேயே இந்த சீரியஸ் வந்து செம்ம லெவலில் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஷாப் வச்சுட்டு அதில் அவரே சேல்ஸ்மேனாகவும் இருக்காரு அதாவது இந்த வீட்டு படத்தில் வந்து நம்ம சிம்பு சாருக்கு அந்த வறண்டு போன வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கப்ப ஜெஸ்ஸின்ற ஒரு பூ வந்து பூத்துச்சு இல்லையா அந்த மாதிரி ஹீரோயினி பெக் வந்து இவரோட வாழ்க்கையில் பூக்குறாங்க ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க போயிட்டு இருக்கப்பதான் தெரியுது அந்த ஹீரோயினியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதனால நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா அவரை தூக்கி வச்சு இவரோட புக் ஷாப் சொன்ன இல்லையா அதில் இருக்க ஒரு கிளாஸ் ரூமில் அடைச்சி வச்சு ரொம்ப சித்திரவாதம் பண்ணுறாரு நான் சொன்னேன் இல்லையா அந்த சைக்கோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு அந்த அளவுக்கு போட்டு அவர் கொடுமைப்படுத்துறாரு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் செத்தே போயிடுறாரு அந்த அளவுக்கு போட்டு கொடுமைப்படுத்திடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி மடக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சிடறாரு ஸோ லவ் பண்ணால் என்ன பண்ணுவான்னு தெரியல அந்த மாதிரி ஜாலியான ஒரு லைஃப்பில் ஜாலியாக போயிட்டு இருக்காங்க அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது அந்த ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மன்மதன் படத்தில் வர மாதிரி ஹீரோயின் விட்டு போவாங்க இல்லை அதே மாதிரி இவர் விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி ஆயிடுறாரு இப்போ புரியும் நினைக்கிறேன் இந்த சீரிஸோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் செல்வர் அவங்க போல ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஹீரோட லைஃப்பில் எல்லா பொண்ணுங்களும் வந்து இவருக்கு இன்னசென்ட் இருக்கு இல்லையா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றதா ரொம்பவே சூப்பராக ஒரு ரொமான்டிக் ட்ராமா மாதிரியும் சைக்கோ ட்ராமா மாதிரியும் சூப்பராக சொல்லியிருக்காங்க செம்மையாக இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா end of the fucking world என்னடா டைட்டிலே ரொம்ப வேகரமாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க படமும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாத போர் அடித்த ஒரு ரெண்டு கேரக்டர் தான் இருக்காங்க அதாவது பதினெட்டு வயசு முழுசாகாத ஒரு பையன் பதினேழு வயசு ஒரு பொண்ணு புரியல ஆமாம் அவங்களுக்கும் புரியல அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த வாழ்க்கையை தேடி தான் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா கார் எடுத்துக்கிட்டு அப்படியே வேகமான நம்ம ஹைவேஸில் போகலையா அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க ஸோ ஹைவேஸில் இந்த மணல் எல்லாம் போய் இப்படி புளிய மக்கள் முட்டும் இல்லையா அந்த மாதிரி இவங்களோட கார் போய் ஒரு பக்கம் முட்டிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான ஒரு பணக்கார வீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து தெரியுது சரி இங்கே ஸ்டே பண்ணலாமே அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மர்மமாக இருக்குது சரி என்ன பண்ணுறது வந்துட்டோம் இங்கேயே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் படுத்திருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவுல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட கையில் வந்து ஒரு கத்தி இருக்கு அந்த கத்தியால் போய் அந்த ஹீரோயினே அப்படியே ஒரு குத்துற மாதிரி ஒரு கனவு வருது ஏன்னா இப்படிலாம் கனவு வருதுன்னு அவர் யோசிச்சிருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓனர் உள்ளே வராரு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து ஒரு ஹேண்டிகேம் கிடைக்குது அந்த ஹேண்டிகேமில் பார்த்தா தான் தெரியுது அந்த வீட்டோட ஓனர் வந்து ஒரு சைக்கோ அப்படின்ட்டு சரி என்ன பண்ணுறேன்னு யோசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வந்து அந்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்களை கத்தியால் குத்துறதுக்கு வேகமாக போகிறாரு நம்ம ஹீரோ உடனே போயிட்டு அந்த ஓனரை சாவச்சிடறாரு அவர் மங்கே ஆகிடுறாரு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியா நம்ம தப்பிச்சாகணுமே அப்படின்னு அப்படின்ட்டு வீட்டை விட்டு வேகமாக ஓடி வந்து தப்பிக்கிறாங்க அது போலீஸ் கேஸ் ஆகிடுது ஏன் கேக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எவிடன்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனரோட அம்மா வந்து தீயில போட்டு எரிச்சிடுறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரூஃபுமே வந்து வேஸ்ட்டாக போயிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்க போலீஸ்லேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் சீரீஸோட மீதி கதை என்னடா இவன் ஆரம்பிச்சல கொலை கொகை இப்படியே போய்கிட்டு இருக்கு ஒரு லவ் சீரியஸ்லாம் இல்லையாடா அப்படின்னு தான் நீங்க கேக்குறீங்க இருக்கு உங்களுக்காகவே ஒரு லவ் சீரியஸ் இருக்கு ஸோ நம்ம பார்க்க போற இந்த லாஸ்ட் சீரியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா never I have ever so இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஹீரோயின் இருக்காங்க அவங்க பேர் வந்து தேவி இவங்க எப்படின்னா ஒரு இந்தியன் ஃபேமிலி பட் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து தன்னைத்தானே வந்து ரொம்ப அக்லி நான் ரொம்ப அழகாக இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் சொல்ல போனால் அவங்க ரொம்ப சூப்பராக தான் இருப்பாங்க பார்க்கறது பக்கத்து வீட்டு பொண்ணுலாம் சொல்லுவேன் இல்லையா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீனேஜ் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு பையனை வந்து டாவ் அடிக்கிறாங்க பட் அந்த பையன் வந்து பேசிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நினைக்கிறேன் கண்டுக்கிறதே இல்லை அந்த அளவுக்கு கண்டுக்காம அவன் பாட்டு சுற்றிட்டு இருக்கான் பட் அவனை வந்து எப்படியாவது அவங்க லவ் பண்ண வச்சிருந்தா அப்படின்றதுக்காக அவங்க ஏகப்பட்ட ட்ராமா பண்ணுறாங்க ஸோ அந்த ட்ராமாவில் வந்து அவங்க லவ் வந்து சேர்ந்துச்சா இல்லை கவுந்துச்சா அப்படின்றது தான் இந்த மீதி கதை பட் இதில் முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் டிவி சீரியஸில் வந்து விநாயகர் சதுர்த்தி காட்டுறது அப்புறம் தமிழில் பேசுறது அதெல்லாம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு ஸோ நீங்கள் ஜாலியாக உட்காந்து பார்க்குற ஒரு க்யூட் மினி சீரியஸ்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துருங்க finally we are coming to end of our show எஸ் சோர் எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டன் இருக்கு இல்லையா அதை தட்டி விட்டு போயிருங்க ஓகேவா அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் மாட்டில் வாய் ஃப்ரம் விஜய் தினேஷ்